பிபிசிஐடி விசாரணை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஓரளவுக்கு எங்ககிட்ட தெளிவுபடுத்தி சொல்லணும் எங்களுடைய சந்தேகங்களை அவங்க தீர்க்கணும் எங்ககிட்ட சொல்லிவிட்டு ஏதாவது அவங்க கண்டுபிடிச்சாலும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தகவல் முதல் தகவலாக ஒரு பேரண்ட்ஸுக்கு சொல்லணும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கணும் அதை வந்து ஸ்ரீமதியோடைய ஃப்ரெண்டு வந்து ஆஜராகிக்கிறாங்கன்னு சிபிசிஐடியால் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர எனக்கு வந்து அவங்க யாருன்னு தெரியாது எனக்கு வந்து அவங்க ஐடென்டிஃபையாக ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஐடென்டிஃபை காமிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் அதை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன இருக்குன்னு வந்து இது வரைக்கும் எனக்கு சரியாக தெரியல நான் இன்னும் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி நல்லா பார்க்கணும் அப்பாவி மாணவர்களை சொன்னோம் ஆமாங்க அதில் கலவரத்தில் ஈடுபட்டவங்களா சொல்கிறாங்க பிறகு இல்லை அதாவது அதான் சொல்கிறாங்க கலவரத்தில் ஈடுபடாத மாணவ அப்பாவி மாணவர்களையும் கைது பண்ணுறாங்க அதை வந்து நிறுத்தணும் அவங்கள விடு விடுவிக்கணும் சீக்கிரமா அப்படின்றத சொல்றாங்க கலவரத்தில் ஈடுபட்டவங்கள கைது உங்களுக்கு ஆசை அப்படின்னு அது அப்பாவி இவங்களை மட்டும்தான் கைது பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம் தவிர மற்ற நீங்கள் தேவையில்லாத உங்களுக்கு குழப்பத்துக்கு நன்றி நன்றி